வணக்கம் இப்போ நாம் நேச்சுரல் கேஸில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் டுவெல் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு செவன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட்டில் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதனால் கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு buy at four nought three point fifty அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும் செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட்ஸ் வந்து வரும் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் பண்ண கால் பார்த்திங்கன்னா ஃபோர் நாட் த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வந்த ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ்லே நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட் சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆன ஒரு ஒன் மினிட்லேயே வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சாக நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் பண்ணுச்சோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ஸோ இப்படி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டே இருக்குது இப்போ ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு உங்களுக்கு அந்த சார்ட்